hello friends welcome to fine day channel நான் இன்றைக்கி குக்கிங் வீடியோ எதுவும் ஷேர் பண்ணிக்கலாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வெளியில் போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ஜாய்டாக இருந்தது சரி வாங்க பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஈரோடு பெருந்துறை சைடில் இருக்க சில் அவுட் அப்படின்ற வாட்டர் தீம் பார்க் தாங்க வந்திருக்கோம் நாங்கள் வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் அதிகமாக இல்லைங்க எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு எக்ஸாம் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிட்டதுனால சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தீம் பார்க் வந்தோம் இங்கே ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்கள்லாம் கூட விளையாண்டுட்டு இருந்ததுங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஆழமாக இருந்தது நிறைய இடத்துல கம்மியாக இருந்ததுனால நம்மளும் தைரியமாக இருந்தோம் பசங்களும் சேஃபாக விளையாண்டாங்க வாட்டர் ஃபால்ஸ் ஸ்லைடர் சின்ன பசங்களுக்கான அட்வென்ச்சர்ஸ் சின்ன பசங்கன்னு இல்லைங்க பெரியவங்களுக்குமே அட்வென்ச்சர் இருந்தது அப்புறம் அந்த வேர்பூல் தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த தீம் பார்க் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க பத்து மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் வாட்டர் கேம்ஸ் விளையாடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையான கேம்ஸ்லாம் இருக்குங்க அதுவும் விளையாடலாம் சாப்பாடு வந்து லஞ்சுக்கு உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குங்க நீட்டாக தான் இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் இல்லை நார்மலாக ஹோட்டல்லலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் காஸ்ட் இருந்தது அதுக்காக குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது ஈரோடு சைடில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேமிலி கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லாவே செட் ஆகுங்க பெருந்துறையிலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் அலோடு இல்லைங்க நிறைய வீடியோலாம் கவர் பண்ணலங்க ஏன்னா நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தோம்னாக்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் எதுவும் அதிகமாக எடுக்கலை ஈரோடு சைடில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இந்த தீம் பார்க் தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா அதனால தான் இதை நான் வீடியோவாக ஷேர் பண்ணேன் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க நார்மலான டிக்கெட் ரேட் தான் வெளியிலலாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி ப்ரைஸ் தாங்க கொடுத்த காசுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஒரு நாள் டைம் போனதே தெரியலங்க அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தது இந்த தீம் பார்க் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ப்ரௌசர்லேயோ கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணோம்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்குதுங்க அதனால தான் நான் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் கூட இதில் நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை சின்ன பசங்க குழந்தைங்கன்னு இல்லைங்க அம்மா அப்பாவுமே வந்து இது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க தாத்தா பாட்டிலாம் கூட சில பேர் வந்திருந்தாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ